வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டட் தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு உடலானது அது இறப்பிற்கு பின் அதாவது இறப்பிற்கு பின் இந்த உடலும் ஆன்மாவும் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிக்கிறது எல்லோருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு இர இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆன்மா வெளியேறிடும் ஆனால் ஆன்மா எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் அவர்களுக்கு மறுபிறவி உண்டு அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க சிலர் நம்பவில்லை அதற்கு முன்னாடி நீங்கள் அடிப்படையே புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஆன்மா எங்கே எங்கேருந்து பிரியுது ஒரு உடலுக்கு ஒரு சட்டையாக ஏற்ப சட்டையை உடலுங்கிற சட்டையை போட்டுக்குது அப்படின்னா அந்த உடல் என்ன மாதிரியான துன்பத்தை அனுபவிக்கிறதுனா அந்த ஆன்மா கண் முன்னாடி பார்க்கும் சரிங்களா சரிங்களா அந்த ஆன்மா கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும் உடல் என்ன மாதிரியெல்லாம் இறப்புக்கு பின்னும் அனுபவிக்குது என்ன மாதிரியான மாற்றங்களை அறிவியல் மாற்றங்களை சந்திக்குது அப்படின்னு அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆன்மாவின் பயனும் வேறு அந்த உடல் சந்திக்கக்கூடிய இந்த இயற்கையில் ஒரு அறிவியல் மாற்றங்களை வேறு நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா அறிவியல் ரீதியாக இந்த உடல் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோங்க சரிங்களா ஏன்னா வந்து உடல் என்ன உயிர் உயிர் வந்து உடலை விட்டு பிரிந்த உடனே என்ன ஆகும் நார்மலாக அழுவ அழுக ஆரம்பிக்கும் உடல் அழுக ஆரம்பிக்கும் பெரும்பாலுமே அதுதான் ஆனால் ம நம் மத சடங்குகள் அப்படி விடுவது கிடையாது பெரும்பாலுமே ஒரு ஒரு நாள்லேயோ அதிகபட்சம் ஒரு நாள்லேயோ வந்து உடலை வந்து புதைக்கிறதோ எரிக்கிறதோ செஞ்சுடுவாங்க அப்படி செய்யாத பட்சத்தில் ஒரு அதிகபட்சம் ஒரு இரண்டு நாள் ஒரு நாள் ஒரு நாட்களுக்கு மேல் ஆகும் பொழுது வந்து ஒரு ஐந்து நிலை மாற்றங்கள் உடல் வந்து சந்திக்கும் சரிங்களா அந்த ஐந்து நிலை மாற்றங்களை வைத்து தான் இப்போ மருத்துவர்கள் என்ன கண்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மாற்றங்கள் இந்த நேரத்தில் இவங்க இறந்துருப்பாங்க இவங்க இரண்டு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் இல்லை அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கும் இல்லை ஒரு மண் ஒரு நாள் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பெரும்பாலுமே என்னென்னா எல்லாம் ஃபோரன்சிக்னு சொல்லுவோம் இல்லையா ஃபோரன்சிக் துறை அதாவது போஸ்ட்மார்ட்டம் இறப்பிற்கு பின் அப்படிங்கிற அந்த துறையினர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இறப்பு நிகழ்வு இவர்கள் எல்லாமே உடல் கூறு ஆய்வு செய்பவர்கள் தான் ஒரு உடல் வந்து எப்படியெல்லாம் மாற்றங்கள் அடையுது உடலில் நடக்கும் ஒரு ரசாயன மாற்றம் தாங்க அதிகபட்சம் சொல்லப்போனால் இவர்களுக்கு பிட்டு கிட்ட போயிட்டு ஆன்மா எங்கே போகுது அப்படின்னா ஒன்றுமே தெரியாது உடல் உயிர் போயிடுச்சா போயிடுச்சு உயிர் எங்கே போணுச்சு ஆன்மா எங்கே இருக்குது யாருக்குமே ஒன்றும் தெரியாது இது மற்ற இது அந்த ஆன்மாவின் பயணத்தை வந்துட்டு நம்ம அடுத்து வரும் வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்துட்டு இந்த ரசாயன மாற்றம் உடல் அளவில் ஏற்படக்கூடிய இந்த ஐந்து நிலை மாற்றங்களை நம்ம பாட்டுருவோம் முதல்ல உயிர் பிரிந்தவுடன் அப்படின்னு பேலோர் மார்டிஸ் பேலோர் மார்டிஸ்னு அதாவது வந்துட்டு அதிகபட்சம் ஒரு காமன் நேரம் இதை இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் குறைவாக ஆரம்பிக்கும் ஒரு நிறம் மாற்றம் உடலில் வந்து நிறம் மாற்றம் ஏற்பட்டுரும் அதிகபட்சம் உடனே வந்து நடந்துடாது அதிகபட்சம் இருபது டு முப்பது நிமிஷத்தில் ரத்த ஓட்டம் குறைய குறைய ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக ஏன்னா இறைய துடிப்பு நின்றுடும் நின்று உடனே வந்து நிறமாற்றம் உடலில் நிறமாற்றமும் ஏற்பட்டுரும் இது பேர் பேலோர் மார்டிஸ் சரிங்களா இது அரை மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு கணக்கீடு இதுவும் ஒரு வந்து சைன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அல்கார் மார்டிஸ் அல்கார் மார்டிஸ்னால் வந்து பல பேர் வந்து நீங்களே சில பேரை பார்த்துருப்பீங்க இதில் வந்து பல பேருக்கு உயிரோடு போதே நடந்திருக்கும் வெளியில் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் ஆனால் இவங்க உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும் சரிங்களா சில நாள் ஃபுல்லாக ஏசி ஓடிட்டுருக்கும் இல்லை இவங்களுக்கு ஃபுல்லாக வேர்த்து ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து அல்கர் மட்டும் எப்போ சொல்ல மாட்டோம் இரண்டருக்கு பின்னும் இந்த நிலை ஏற்படும் இரண்டருக்கு பின் என்ன ஆகும்னா பாடி டெம்பரேச்சர் ஃபுல்லாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஒரு நார்மலான பாடி டெம்பரேச்சர் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு டிகிரி ஃபேரன்ஹிட்டு ஆனால் வந்து இறப்புக்கு பின் இறப்புக்கு பின் வந்து ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் போயிடும் போயிட்டு அதாவது இந்த பாடி டெம்பரேச்சர் இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலை இருக்குல்ல அதற்கு ஏற்றவாறு சமன்பாடு வரும் அந்த டெம்பரேச்சர் அளவுக்கு போயிடும் அதாவது சில நேரத்தில் வந்து பாடி அதிகமாக கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும் டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறையிறது தான் வந்து அல்கார் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வந்து ரைகர் மார்டிஸ் இந்த ரைகர் மார்டிஸும் இதுவுமே ஒரு சைன் ஆஃப் டெட் அதாவது வந்து உடம்பு ஃபுல்லாக விரைக்க ஆரம்பிச்சிடும் இந்த உடம்பு விரைக்கிறது வந்து அநேகமாக இது இந்த ரைகர் மார்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அதி அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுங்க அதாவது மசில்ஸில் இருக்கிற அரினோசைன் ட்ரை பாஸ்பேட் ஏடிசிபிங்கிற மொழிகள் வந்து அது எல்லாமே அதிகபட்சம் வெளியேறிடும் வெளியேறதுனால என்ன ஆகணும் கால்சியம் புரோட்டீன் இதற்கான வந்து அதிகமாக செயல்பட முடியாமல் போகிற காரணமாக உடம்பு வந்து இன்ஆக்டிவ் அந்த செயலிலிருந்து நிலைமைக்கு அதிகமாக போயிடும் இதுக்கு பிறகு ரைகர் மார்டிஸ் அதுக்கடுத்து வந்து லிவர் மார்டிஸ் இந்த லிவர் மார்டிஸுங்கிறது வந்து உடம்புல வந்து நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் சர்க்குலேஷன்லாம் கம்மியாகும் இது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஆக ஆக ஆக என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கிறதுனால கிராவிட்டினால் உடலின் பின்புறத்தில் பின்புறம் அதாவது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி கழுத்துக்கு கீழ்ப்பகுதி இது எல்லாமே இந்த ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு ஒரு இடத்துல தேங்குறதுனால என்ன ஆகும்னா ஒரு பர்பிள் கலர் அதாவது ப்ளூயிஷ் கலர் அதாவது ஊதா நிறம் அந்த மாதிரி ஒரு நிறத்தில் வந்து ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே அதிகபட்சம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பதினோரு மணி நேரத்துக்கு மேலே போகும்போது இந்த மாற்றங்கள்லாம் தெரிய வர நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் நீங்கள் கூட ரெண்டே நீங்கள் பார்த்துருந்தா அதிகபட்சம் நம் இந்த மலர்ச்சடங்குகள் அப்படி விடுவதில்லை அதிகபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் அதுக்குள்ளாரியே வந்து அவங்க புரட்சிக்கவோ இல்லை எரிச்சிடவோ செஞ்சுருவாங்க ஆனால் உடல் இந்த மாதிரி மாற்றங்களை சந்திச்சே தீரும் அதுவும் இல்லாமல் என்சைம்ஸ் சொல்லுமே டிஷ்யூ இந்த ச அந்த ரைகர் மார்டிஸ் இந்த ஆல்கர் மார்டிஸ் இந்த லிவர் மார்டிஸ் இந்த இறப்புக்கு பின்னே நிகழும் இந்த விஷயங்கள்லையும் வந்து ஒவ்வொரு டிஷ்யூவும் வந்து வெடித்து சிறரும் ஒவ்வொரு செல் டிஷ்யூஸும் வெடித்து சிறர ஆரம்பிக்குங்க சிதற ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது எந்த இடத்துல இருக்காங்க அவங்க வெதர் கண்டிஷன் அண்ட் இருக்கும் இடம் இது எல்லாமே பொறுத்து மாறுபடும் கடைசியில் மிஞ்சி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கெலிட்டன் எலும்பு துண்டுகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும் அது மட்டுமே கடைசியில் மண்ணுக்கு போகும் அது மட்டுமே வந்து ஒரு ஏழு டு ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து அதை அரி கொஞ்சம் மட்டும் அரிச்சிருக்கும் ஆனால் அது மட்டும் தான் கடைசியில் தடயமாக சேர்க்கும் ஒரு கடைசியில் இந்த உடலில் இருந்து மிஞ்சி இருக்கிறது வந்து இந்த எலும்பு துண்டுகள் மட்டும்தான் அதுவுமே அரிப்படுத்து போயிடும் அப்போன்னா நிலையற்றது உடல் என்பது நிலை அற்றது இது அழகும் மக்கும் தன்மை கொண்டது இந்த உடல் என்பது மண்ணுக்கானது ஆன்மா என்பது வந்து விண் ஆன்மா என்பது விண்ணுக்கானது அப்படின்னா ஆன்மா வந்து எந்த எந்த உலகங்கள்லாம் போவோம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு பின்னாடி வந்து ஏழு உலகங்கள் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க ஏழு உலகங்கள் இருக்குன்னா ஏழு உலகங்கள் தேவலோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போனா ஏழு உலகங்கள் மேல் உலகங்களும் இருக்குது ஏழு உலகங்கள் கீழ் உலகங்கள் இருக்குது ஏழு உலகங்கள் கீழ் உலகன்னா நரகத்தை குறிப்பது நரகத்தை குறிப்பிடுறனா நல்லா பண்ணுறீங்க அங்கேருந்து தான் வந்துட்டு ஒரு பூரான் தேள் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்களும் இருக்கும் இந்த உலகங்களுக்கு மனிதன் போகும்போது ரொம்ப கடுமையான ஆன்மா ஆன்மாவின் பயணத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ உடல் வந்து அழுகி போயிடுச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு இந்த ஆன்மா எப்படி எல்லாம் பயணது இந்த மேல் உலகத்தை பயணம் போது ஒரு இன்பமயத்தையும் அதற்கு கீழே உள்ள அந்த ஏழு உலகத்து ஏழு உலகங்களை பயணிக்கும் பொழுது கடினமான கடினமான பல தண்டனைகளை அனுபவிக்கும் தண்டனை அனுபவிக்கணும்னா உண்டு பல பேருக்கு வந்து நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா சாஸ்திரத்தில் அதுதான் இருக்குது அனுபவத்திலும் பல விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்ச போது உண்டு உயிரோடு இரு இருப்பதை விட தவறு செஞ்சவங்க ஒரு த ஒரு ரொம்ப தீய கர்ம வினைகளை அனுபவித்தவங்க இறப்புக்கு பின் தீ ரொம்ப ரொம்ப தீய வழிகளை அதாவது வழி வழின்னு சொல்லும் இல்லையா வேதனைகளை அனுபவிக்கிறாங்க இந்த ஆன்மா ஆன்மாவின் மூலமாக ஒரு பல வேதனைகளை அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் நான் எப்படிங்க நம்புறது இதெல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படின்லாம் வந்து நம்ம அடுத்து வரும் வீடியோக்குள்ளே தெளிவாக வந்துட்டு இந்த இறப்புக்கு பின் சில சடங்குகளை ஏன் செய்கிறாங்க இதை செய்வதற்கான காரணம் என்ன பல பேர் வந்து இறந்தவர்களை பா பார்த்ததாக சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா இல்லை உங்களுக்கே கூட பல நேரத்தில் வந்து இறந்தவர்கள் நம்ம உடனே இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு உணர்வு ஏற்படும் இது எல்லாமே உண்மையாக இது ஏன் ஏற்படுது அப்படின்னா அந்த ஆன்மா வந்து திருப்பியும் மறுபிறவி எடுக்குமா அந்த மறுபிறவி எடுக்கும் பொழுது எவ்வளவு காலம் ஏற்படும் சரிங்களா எல்லோரும் என்ன என்ன வேதனைகளை ஆன்மா அனுபவிக்குது யார் எல்லாம் மேல் உலகம் போவாங்க யார் யாரெல்லாம் கீழ் உலகம் போவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம் இந்த வீடியோ எதுக்குன்னா மரணத்திற்கு பின்னான வாழ்வு உடல் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்கிறது உடல் வந்து பல மாதிரியான மாற்றங்கள் அதாவது நிறைய இருக்குங்க சயின்ஸ் சைன் ஆஃப் டெத்துன்னு நிறைய போட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மட்டுமே நான் போட்டிருக்கேன் சரிங்களா இது எல்லாமே இந்த சைன் ஆஃப் டெத்துன்னு அதிகபட்சம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு நாள் இரண்டு நாள் இது எல்லாமே மாறுபடும் சரிங்களா இது உங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு தெரியறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக ஆன்மாவின் பயணத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி ஓம் சிவ ஓம்